அனைவருக்கும் வணக்கம் bank nifty future one minute chart இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி மேல் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்போ சைடில் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட்னால் நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy call so green colour candle open buy at thirty three seven sixty three தான் என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் மேலே இருக்க lines target line first target second target first green colour line so thirty three eight forty seven point ஃபார்ட்டின் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது இந்த எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும் ஜெனரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்க பை கால் எப்படி மூவ் பண்ணுது ஸோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போகுது செவன் சிக்ஸ்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட்லாம் பிரேக் அவுட் கொடுக்கணும் எப்போ பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ்க்கு கொஞ்சம் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது தேர்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் வந்துட்டு இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு இப்போ thirty three eight thirty nine வரைக்கும் அப் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நைன் மினிட்ஸில் இப்போதைக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பாயிண்ட் கிடச்சிருக்கு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ தான் நமக்கு first target range break out வந்து கொடுக்குது ஸோ கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நைன் மினிட்ஸ்லேயே நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிடச்சிச்சு பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு up and down rally thirty three eight hundred இந்த மாதிரி ட்ரேடிங் போயிட்டே இருந்தது தேர்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்ததுனால ஃபஸ்ட் டாரட்டை இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு bank nifty future one minute சார்ட்டில் நம்ம கிடைச்ச பைக்கால் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி த்ரீ எயிட் ஃபிஃப்டி போயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் டக்குன்னு ட்ரெண்டை பார்த்துட்டு என்னால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும் இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ட்ரெண்ட் உபயோகமாக இருக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டான செக் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கூட செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ